Satyabhama Institute of Science and Technology, Chennai. நான் உங்கள் Krishnaraju Yo Packers founder and CEO பேசுறேன் ஆயிரம் மாற்றங்கள் வரலாம் ஆனா ஒரு ஏமாற்றம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவல் ஃபேஸ்புக் ஓஎல்எக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஆர்மியில ஒர்க் பண்றேன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போறேன் போகும்போது என்னுடைய கார் பைக் இங்க குறைஞ்ச விலையில விற்பனை செய்ய போறேன் அப்படின்ட்டு விளம்பரம் பார்க்க முடியும் இந்த வகையில நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க நேர்ல போய் பார்த்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுங்க சேஃபா டிரான்சாக்ஷன் பண்ணுங்க செக்யூரா இருங்க போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம் பொதுநலன் கருதி வழி முறையிடுவோர் Puducherry cyber crime police department மற்றும் யோபேக்கஸ் பாண்டிச்சேரி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அவர் கூட தான் மத்தியானம் சாப்பாடு கூப்பிடுவார் தோழா இங்கே சாப்பிடு இன்னொரு ஊருக்கு போனோம் அதில் கால் வச்சா மணலுக்குள்ளே டக்கு டக்குன்னு போகுது அண்ணன் இவ்வளோ இவ்வளோ பெரிய பாம்பு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்குமே இதுவரையும் ஷூ வாங்கிட்டாரு ஆ ஷூ மொத்தமாக வாங்கி கொடுத்து ஒர்க்கில் அவர் கண்டிஷனாக கரெக்டாக இருப்பார் வேலைன்னா வேலை தான் நம்ம போட்டுக்கோம்ல கிளாஸ் அந்த கிளாஸ் இருந்தது இப்படி போட்டேன் பாரு கடானு வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபர்லாங்கில் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறது சவுண்டு அதில் வருது நாங்கள் சினிமாவுக்கெல்லாம் போயிருக்கோமே நான் சின்னவர் முஸ்லீம் ட்ரெஸ் இல்லை அது வாங்கி போட்டு ஆமாம் படுதா வாங்கி போட்டுட்டு அப்போ குங்குமம் தானே நான் குங்குமம் வைப்பேன் அவர் அழி எப்படிம்பாரு நேரம் தியேட்டருக்கு போவோம் அழகாக உட்காந்து படம் பச்சை கேடி முத்து சரம் யாரோ அந்த பீட் ஒருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவன் ஒரு முறை தான் கதவை தட்டுவான் எனக்கு இப்போ ஒரு முறை தட்டி மாஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிங்க பாருங்கள் கெலா ஷாப்பிங் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ரோஸ்லின் இன்னைக்கு என் கூட ஒரு லெஜெண்ட்ரியான நடன இயக்குனர் தான் இருக்காங்க இவங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினின்னு சொல்லிட்டு பயங்கரமான சூப்பர் ஸ்டாருக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தவங்களும் இவங்க தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இவங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வணக்கம்மா வணக்கம் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சுற்றி போட்டுருவோம் அவ்வளோ அழகாக இருக்கீங்கம்மா நீங்கள் அது வேற ஒன்றும் இல்லை அழகாக இருக்கிறதுக்கு காரணம் பியூட்டி பார்லருக்கு போகிற போய் அழகாக இருக்குன்னு சொல்ல நான் போகவும் மாட்டேன் மைண்டை நல்லா வச்சுக்கணும் அதான் இப்போ அந்த புலியூர் அப்படின்ற பேர் எம்ஜிஆர் உங்களுக்கு வச்சதுக்கான காரணம் என்ன அது வந்து செட்டில் என்ன பண்ணுவேன் அவர் உட்காந்துருப்பார் அவரும் ஒரு சைடில் உட்காந்துருக்கோம் அம்மும் ஒரு சைடில் உட்காந்துருக்கோம் அம்மு யார் தெரியும்ல ஜெயலலிதா ஜெயலலிதா ஆமாம் ஏன்னா நாங்கள் அம்முன்னு தான் கூப்பிடுவோம் அம்மும் அங்கே உட்காந்துருக்கோம் இவர் இங்கே உட்காந்துருப்பார் இந்த இந்த குரூப் இருக்கும் இது சரியாக ஆடலைன்னு சொல்லிட்டு போய் நின்று நான் எல்லாருக்காகவும் நான் ஆடுவேன் இப்போ பத்து பேருக்கும் ஆடி காட்டுவேன் இல்லை அப்புறமே மலை மலை இருக்கும் நம்ம அதை அந்த அழகெல்லாம் பார்க்க என்ன செய்யணும் இங்கேருந்து டக்குன்னு அது மேலே காலை வச்சுட்டு நம்ம அப்படி மூவ்மெண்ட் பண்ணணும் இல்லையா இது இப்போ இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த இந்த டேபிள் மேலே நீ ஏறணும் காலை எப்படி தூக்கி வைக்கணும் இல்லை அது வைக்க மாட்டோம் இங்கேயே நின்று ஆட்டினா என்ன நல்லாயிருக்கும் அவ்வளோ பெரிய ஸ்னோ இது இருக்குல்ல அதெல்லாம் அவர் அங்கேருந்து பார்த்துட்டு இங்கே குதிச்சு அங்கே குதிச்சு எல்லாம் கவலையே பட மாட்டேன் நான் ஆமாம் அது அங்கே ஒரு பக்கம் ஷாக் அடிக்கும்பாங்க ஒன்றை ஷாக் ஷாக் அடித்ததுன்னா போனால் போதும் போங்க வீட்டுத்தில் சும்மா ஷாக்குக்கெல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணவர் உட்காந்து பார்த்துட்டு சொன்னார் உனக்கு ஒரு நல்ல பேர் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு இங்கே எந்த பேர் வச்சாலும் வெரி ஹாப்பியாக தான் ஏன்னா நான் அவர் கூட இப்போ உங்க கூட இல்லை அந்த மாதிரி பழகுவேன் என்ன அடிப்பார் என்ன நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அவர் கூட தான் மத்தியானம் சாப்பாடு கூப்பிடுவார் தோழா இங்கே சாப்பிடு ஐயோ நாம ஆமாம் நான்வெஜ் எல்லாம் இருக்கும் ஆடுற இல்லை நாய் மாதிரி கிடந்த ஆடுற இல்லை ஆ இங்கேருந்து அங்கே தவிர அங்கேருந்து இங்கே தவிர இங்கேருந்து தவிர புலி மாதிரி ஆடுற இல்லை பேசாமல் சாப்பிடு அது மாதிரி ஐயோ அப்படி கஷ்டப்பட்டு அவர் முன்னாடி முடிங்க ஆனால் ஒவ்வொரு ஷூட்டிங் முடிஞ்சாலும் அவங்க போய் ரெண்டு பேரும் இப்போ ரெடியாக பயங்கரமாக டின்னர் கொடுப்பாங்க இந்த பக்கம் சின்ன ஒரு தலைப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வேஸ்ட் பட்டு வேஸ்ட் எல்லாம் கட்டி இது பண்ணி அவங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க ஒரு பக்கம் வெஜிடேரியன் ஒரு பக்கம் நான் வெஜிடேரியன் அவரே பரிமாறுவாரு அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் இப்போ இருக்கிற அவரே எடுத்து பரிமாறி இது நான் அடுத்த லைன் வர்றதுக்குள்ள நீ இதை காலி பண்ணுறேன்னு வேற சொல்லுவார் ஆ அப்படி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் உட்காந்து எல்லாருக்கும் பையிருக்கும் சிறு சிறு கை இதுலேயும் கைவிடுவார் நம்ம அதிர்ஷ்டம் இப்படி எடுத்துன்னா இதில் ஐநூறுரூவா வந்துன்னா ஐநூறுரூபா ரூபா வந்து ஆயிரம் ரூபா அது கொடுத்துட்டு எல்லாம் ஹாப்பியாக இது பண்ணிட்டு ஷூட்டிங் அப்படி தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒவ்வொரு அப்புறம் அந்த ஊரில் என்ன கேட்பாரு என்னை கூப்பிட்டு தோடா எத்தனை டான்சர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஊட்டியில் இது சிம்லா போயிருக்கும்போது அப்போ பார்த்து என்ன சொல்லுவேன் இருபத்தோரு பேர் இருக்காங்கண்ணா அப்படின்னு அப்புறம் அவங்க எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அப்புறம் கேமராமேன் அவங்க எல்லாம் எண்ணி அவங்களும் எல்லாம் எழுதி கொடுத்துருவேன் அத்தனை பேருக்கும் சொட்டர் கொடுப்பாரு ஒரு ஆளை விட மாட்டார் அத்தனை பேருக்கும் சொட்டரு அதேமாரி அந்த இன்னொரு ஊருக்கு போனோம் அதில் கால் வச்சா மணலுக்குள்ளார டக டக்கடன்னு போகுது அண்ணன் இவ்வளோ இவ்வளோ பெரிய பாம்பு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாருக்குமே இதுவரையும் ஷூ வாங்கிட்டாரு ஆ மோ ஷூ மொத்தமாக வாங்கி கொடுத்து ஐயோ அண்ணா இது இது நடக்குது என்னமோ இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பூ ஏரியை கடிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவேன் சொல்லு ஒரு ஆளுக்கு பரவாயில்ல அத்தனை பேருக்கும் வாங்கிட்டு அத்தனை பேர் ஆனால் ஒர்க்கில் அவர் கண்டிஷனாக கரெக்டாக இருப்பார் வேலைன்னா வேலை தான் நீங்கள் சுறுசுறுப்பாக ஐயோ தாவி தாவி ஆடின உடனே உனக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறேன்னு சொன்னீங்களே எப்போ வைக்கிறீங்கன்னு கேட்டேன் இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் முன்னாடியும் உனக்கு ஒரு பேர் உனக்கு புலி வெறும் சரோஜா வேண்டாம் புலியூர் சரோஜா ஆனால் நான் உனக்கு ஆமாம் நான் ப்ளஸ் பண்ணி கொடுக்குறேன் நீ வாழ்க்கையில் ரொம்ப பெரிய உயர்ந்த ஆளாக வருவேன் ஐயா அண்ணா எனக்கு இந்த இதே போகிறோம் இதுக்கு மேலே எனக்கு வேண்டவே வேண்டாம் இதே கத்தி கத்தி கத்தி கத்தி கத்தி பிராணெல்லாம் போயிடுச்சு அப்படி இல்லை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை காமிச்சார் ப்ரொடியூசர் அவர் வந்தோடனே எடுக்க போகிற படத்துக்கு இவ்வளோ டான்ஸ் மாஸ்டராக வச்சுருங்கோ அப்படின்னாரு ஆண்டவிட மணியன் அவரும் தலைவா நீங்கள் சொன்னால் நான் செய்யாமல் இருக்க போகிறேன் நான் தான் அந்த வரைக்கும் நீங்கள் டான்ஸ் மாஸ்டராக இல்லை ஆ அப்படி இதில் இல்லை அப்படி டான்ஸ் மாஸ்டராக இல்லை அசிஸ்டண்ட்டாக நான் வேலை செய்வேன் ஸோ அவர் தான் ஃபஸ்ட் டைம் உங்களை டான்ஸ் மாஸ்டர் ஆக்குனது ஆ அதுக்கு அது இல்லை இல்லை அதுக்கு முன்னே டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டேன் டைட்டில் கொடுத்தது அப்புறம் கொடுத்து அந்த படமும் நீ பண்ணு இந்த படம் நீ தான் பண்ணணும் அப்படி மிச்ச கம்பெனி இல்லைன்னா ப்ரொடியூசர் வந்து என்னை புக் பண்ணுவாங்க டான்ஸ் மாஸ்டராக இது அவர் என்ன பண்ணிட்டாரு நீ என் கிளாஸையும் பார்த்துக்கணும் அந்த பசங்களுக்கு இது ரிகர்சலும் கொடுத்துக்கணும் புரிஞ்சுட்டியா இங்கே வந்து டயலாக்னு சொல்லிக் கொடுக்கணும் அங்கே வந்து நீ இது பண்ண சொல்லி அந்த படம் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அதில் ஜெமினி கணேசனும் சுஜாதா ரெண்டு பேரும் ஆர்டிஸ்ட் கமலஹாசன் இருக்குது அந்த படத்தில் நான் சொன்னேன் ஆஹா மூணு பேர் சேர்ந்துட்டோம் பாரு அப்படின்னு முதல் படமே லவ் ஒன் அப்படி வரும் அப்போ டைரக்டர் என்ன கேட்டார் அது சாங்கு மாஸ்டர் உங்களுக்கு லவ் ஒன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பால் கொடுங்க அப்படின்னு அவங்கெல்லாம் பால் இது ஆடுறதுக்கு தான் இவ்வளோ ஷார்ட் ட்ரெஸ் போட்டு போட்டு ரெடி சார் ஒரு பால் மட்டும் கொடுங்க அப்படின்னு சார் வேறு ஒன்றும் இல்லை சார் தப்பாக நினச்சிக்காதீங்க லவ் ஒன் சொல்லும்போது இந்த பால் அடித்தா திருப்பி அந்த பால் கீழே வரக்கூடாது ஃப்ரீஸ் பண்ணி அங்கேயே இருக்கணும் ஏன் கேட்டார் ஒருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவன் ஒரு முறை தான் கதவை தட்டுவான் எனக்கு இப்போ ஒரு முறை தட்டி மாஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கு இங்கே பாருங்கள் அதனால் நான் மேலே இருப்பேன் எது வந்தாலும் ஆ அது பால் கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாங் எடுத்துட்டு எம்ஜிஆர் அண்ணாவை கூப்பிட்டு போட்டு காமிச்சேன் அடி பாவி நல்லா எடுத்துருக்கேடி சாங்கு என்னமோ பயந்து இது பண்ணிட்டு கிடந்த என்ன அப்படி இல்லைன்னா அதில் வேலை ஜாஸ்தி நம்ம சாங் எடுத்துட்டு எடிட்டிங் ரூம் வேறு போகணும் எல்லாமே பார்க்கணும் ஆமாம் அங்கே போச்சு அது இப்போ தான் இங்கேயே பார்த்து விட நல்லா இருக்குது இல்லைன்னு இங்கேயே முடிச்சிடுறாங்களே அப்போ அப்படி கிடையாது எடிட்டிங் ரூமில் போய் அவர் பிராணனை வாங்கி நான் ஏன் பிராணனையும் விட்டு இல்லை இது கை இங்கே இருக்குது இங்கே இருக்கக்கூடாதுன்னு விழி பந்தல் அப்படி இருக்குது விழி பந்தல் இங்கேயே முடிஞ்சு போச்சு இல்லை பந்தல் அப்போ இந்த கையை கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஏற்றுங்க ஃப்ரேம் ஏற்றுங்க ஏற்று அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டால் எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சாங்கு ஒரு படத்துக்கு ஆயிரம் ரூபா அசிஸ்டண்ட்டுக்கு பணமே கிடையாது புரிஞ்சுக்கிட்டியா குரூப் டான்ஸருக்கு இரநூத்தம்பது ரூபாயில் இருபத்தஞ்சி ரூபா கமிஷன் பிடிச்சிட்டு பாக்கி இருக்க தான் கொடுப்பாங்க இதில் தான் நாங்கள் லைஃப் ஓட்டணும் இவருடைய பொசிஷன் வந்து எந்த அசிஸ்டண்ட்டு கூடயும் அவர் ஆட மாட்டார் அவர் ஆடின ஒரே ஆள் நான் மட்டும்தான் எந்த படமாக இருந்தாலும் சரி அவங்க ஆம்பளை அசிஸ்டண்ட்டு வரவே கூடாது நான் தான் ஆம்பளை புரிஞ்சுட்டியா இந்த பக்கமும் ஆடணும் அந்த பக்கமும் அந்த ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஆடுவேன் அப்புறம் அம்மா கூட ஆடி முடிஞ்சோடனே நான் சொன்னேன் சின்னவரை போய் கூப்பிட்டு வரேன் அப்போ அவர் அங்கே எட்டி இருக்கிறாரு எட்டி இருக்கிறாரு சரி நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கேருந்து அங்கே போனேன் அங்கே போகும்போது பிளாக்கு இது மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம போட்டுக்கணும்ல கிளாஸு அந்த கிளாஸ் இருந்தது இது யார் இது இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க தெரியலையே அப்படி சொல்லி இப்படி எடுத்து இப்படி போடுறேன் பாரு படான்னு வச்சுட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபர்லாங்கில் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறது சவுண்ட் அதில் வருது அந்த கண்ணாடியில் அது கண்ணாடியில் வருது ம் பார்த்துட்டு படான்னு நான் இப்படி எடுத்து இப்படி இப்படி போட்டு அந்த சவுண்டு கேட்டு இப்படி இப்படி திரும்பி பார்த்தா அவர் என்னை பார்க்குறாரு தமா கேட்டு வச்சுட்டேன் அப்போ பாரு எப்படி அப்புறம் அவர் வந்தார் ஆடி முடிச்சார் நீ எதுக்கு போய் அந்த கண்ணாடி எடுத்தேன்னு ஐயோ தெரியாமல் எடு இப்படி சொன்னேன் தெரியாமல் எடுத்துட்டேன்னா யாருதுன்னு தெரியல உங்களுன்னு தெரிஞ்சதுன்னா நான் எடுக்கவே மாட்டேன் சரி ஓகே எடுத்தே இல்லை பார்த்தே இல்லை அதோடு நிறுத்திக்கோ அப்புறம் எனக்கு விலங்குதான் எங்கே போனாலும் கூட போகணும் எங்கே நாங்கள் சினிமாவுக்கெல்லாம் போயிருக்கோமே நான் சின்னவர் முஸ்லீம் ட்ரெஸ் இல்லை அது வாங்கி போட்டு ஆமாம் படுதா வாங்கி போட்டுட்டு அப்போ குங்குமம் தானே நான் குங்குமம் வைப்பேன் அவர் அது நான் முடியாது ரெண்டு பேருங்க நேரம் தியேட்டருக்கு போவோம் அழகாக உட்காந்து படம் படம் ஸ்டார்ட் பண்ணுற வரையும் இது எடுக்க மாட்டோம் படம் ஸ்டார்ட் பண்ணோடனே இதை எடுத்துகிட்டு படம் அவ அவருடைய படம் தான் பார்த்துட்டு திருப்பி இன்ட்ரு இன்டர்வல் வரும்போது தெரியுமே நமக்கு வரப்போகணும் போட்டுடுவோம் போட்டுட்டு இன்டர்வல் முடிஞ்சோடனே ஜூஸ் ஊஸ் எல்லாம் கூட பையன் வந்திருப்பான் அவன் எல்லாம் ஊற்றி தருவான் அங்கே ரெண்டு பேருக்கும் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி இது முடிஞ்சோடனே திருப்பி காரில் ஏறி இதை இதை போட்டுட்டு எல்லா கூட்டத்தோடு சேர்ந்து வந்து இந்த இந்த காரில் ஏறி போயிட்டே இருப்போம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க சூப்பர் டெக்னிக்காக இருக்கே இல்லையா நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் பாரு நம்ம பண்ணியிருக்கிறத ஜனங்க எந்த விதத்தில் ரசிக்கிறாங்க ஆ மக்களோட மக்களாக இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா இல்லையா அதை பார்க்கணும் இல்லை அதுக்காக அந்த ஐயோ உண்மையாகவே இப்போவும் சொல்கிறேன் அவருடைய இடத்துல ஒரு ஆளும் வர முடியாது அவர் மட்டும்தான் சிவாஜி அண்ணாவுக்கு சிவாஜி அண்ணா மட்டும்தான் இவருக்கும் இவர் மட்டும்தான் இப்போ நீங்களும் நம்ம எம்ஜிஆர் சாரும் வந்து ஒன்னா சேர்ந்து படம் எந்த படம் அது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த சாங் நிஜமாவே நிஜமாக சொல்ற அவர் மாதிரி ஒரு அன்பான மனுஷன் என்னை பொறுத்தவரையிலும் ஆறு என்ன சொன்னாலும் சரி அப்படி வந்து தொழிலுக்கும் மரியாதை கொடுப்பார் புரிஞ்சுட்டியா தொழில் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியம் அவருக்கு டைரக்ஷன் தெரியும் கேமரா தெரியும் எடிட்டிங் தெரியும் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அதனால் ஒரு வாட்டி என்னாச்சு சாங்கு அந்த பாம்பே ஆர்டிஸ்ட்டும் இவரும் ஆட வேண்டிய சாங்கு நான் என்னும் என்ன சொல்லி தரவா அந் அந்த சாங்கில் என்னையை வச்சு ரிகர்சல் பார்த்தாங்க என்னையை வச்சு ரிகர்சல் டைரக்டர் டைரக்டர் வந்து சொன்ன உடனே நான் போய் ரிஹர்சல் ரிஹர்சல் பண்ணிட்டேன் பண்ண உடனே அவர் நேராக போய் கேமரா பார்த்தார் சரோ தோழா அங்கே நில்லு அப்படின்னாரு என்ன நான் நேராக அங்கே நின்னேன் அவர் சொன்ன இடத்துல போய் நின்னேன் என்ன உடனே கேமராமேனை கூப்பிட்டு லென்ஸ் மாற்ற சொல்லிட்டார் ட்ராலி போட சொல்லிட்டார் இவர் அப்புறம் என்னை ஆட சொன்னாங்க அப்புறம் நான் ஆடினேன் நீலகண்டன் டைரக்டர் இப்போ நான் சொன்னேன் அண்ணா டைரக்டர் சொன்னேன் நீங்கள் சின்னவர்கிட்ட போய் கேட்கணும் இல்லையா இந்த இந்த ஷாட்டு வந்து இவ்வளவா இவ்வளோ வைக்கணுமா உங்களுக்கும் சரியாக புரியலை அவருக்கு புரியதில்லை அவருக்கு கேட்டு இவர் என்ன அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கேமராமேன்ட்ட சொல்லி இவ்வளோ வச்சுட்டாரு இதில் இப்போ நான் இன்னும் என்ன தரவா ஆனால் மூமெண்ட் எங்கே தெரியும் கா அப்படி மூமெண்ட் வர இருக்குது மூ அப்பா அவர் சொன்னார் இல்லை அந்த மாதிரி தான் வைக்கணும் ஜப்பானில் போய் ஜப்பானுக்கு போகும்போது சோப்ரா மாஸ்டர் என் குரு அவர் தான் வரேன்னாரு அது என்னமோ பாஸ்போர்ட்டில் என்ன தகராறு தெரியல அவர் வரல அப்புறம் கோபாலகிருஷ்ண மாஸ்டர் போட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்ட்டு கோபாலகிருஷ்ண மாஸ்டர் சிங்கப்பூர் வரையும் வந்தார் ஜுரம் சிங்கப்பூர்லேயே ரொம்ப ஜுரம் அனுப்பிட்டாங்க யாரும் கிடையாது மாஸ்டருங்கிறது இங்கே யாரும் கிடையாது அப்புறம் எப்படின்னாரு டைரக்டர் இந்தா இருக்காள்ல எல்லாம் அவ பண்ணுவோம் அவளுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் விட்டுடுங்க ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கும் என்கிட்ட அவருடைய ஜுவல்ஸுகள்லாம் இருக்கும் கண்டினியூட்டி ஜுவல்ஸ் எல்லாம் காஸ்டியூம் பச்சை போட்டிருக்காரு கீழே என்ன போட்டிருக்காரு காதல் என்ன போட்டிருக்காருன்னு எல்லாம் எழுதிடுவேன் ஒரு புக்கில் எல்லாத்தையும் எழுதி எழுதி இது பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்குவேன் இந்த டேப் ரெக்கார்டு என்னென்னா எங்கேயாவது ஒரு நல்ல லொக்கேஷன் வரும் இந்த இந்த இந்த லைட்ஸில் ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எடுக்கணும்ல கரெக்டாக டேப்பு என் கையில் இருக்கு இல்லையா அதை போட்டு எடுத்துட்டு எந்த இடத்துல எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருவேன் இந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா அவர் பின்னாடி பா பார்க்கணும் இல்லை அதை இல்லை அது மாதிரி இது அப்புறம் ஒரு நாலு வா ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஐயோ எல்லா எல்லோரும் எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அப்போ நாகேஷ் நீ என்கிட்ட சொல்லி அக்கா நீங்கள் போகும்போது எனக்கு ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்கணும் சரி நான் நினச்சேன் நம்ம ஒரு மாதிரி ஏதோ பொட்டலங்கட்டுக்கு போட்டலாங்க ஏதோ கொடுப்பான் போட்டுருக்குன்னு போய் அங்கே போய் சாப்பாடு சொன்ன உடனே அவன் ஒரு இந்த பறந்து போகிற பேப்பர் இருக்கும் பாரு ஆ அதில் இது பண்ணி வச்சு இப்படி மூடி கையில் கொடுத்துட்டான் சரி ஓகே நம்ம படிச்சுக்கலாம் ட்ரெயினில் தானே போகிறோம் நீ அப்போனா நம்ம அவர் அவர் அங்கே நிற்கிறாரு நான் இங்கே இங்கே ஏறி இங்கே நிற்கிறேன் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு பாரு அது ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லையா நான் நேராக போய் இந்த சாப்பாடு அப்படியே அவர் மேலே எனக்கு பய எனக்கு நம்ம தொலைஞ்சோம் இன்னைக்கு தொலைஞ்சோம் உண்மையிலேயே தொலைஞ்சோன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஐயோ சாரி நான் பரவாயில்ல நீ என்ன பண்ணுவேன் நான் சொன்னேன் உன்னை அதை வாங்காதேன்னு சொன்னேன் நாகேஷுக்காக வாங்குறேன்னு சொன்னேன் போயிட்டு போய் அங்கே போனால் கழுவுனா போச்சு இதுக்கு ஏன் வருத்தப்படுறேன்னு ஐயோ இல்லை நான் என்னால் தானே அப்படி வந்தது என்னால் தானே அப்படி அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு போய் நானே கொண்டுட்டு போய் இது பண்ணி அதனை கூப்பிட்டு க்ளீன் பண்ணி ஏன்னா கண்டினியூ ட்ரெஸ் இல்லையா அவள் ஏதாவது சாம்பாரோ சட்னியோ ஏதோ சிகப்பாவோ வெள்ளையாவோ இருந்ததுன்னு தப்பாக போயிடும்ல அப் அவ்வளோ ஜாலியாக போனோம் அங்கங்கே எடுப்போம் சாங்கு அந்த பச்சை கிளி முத்து சரம் யாரோ அந் அந்த அந்த பொண்ணுக்கு பாஷை தெரியாது எனக்கு அந்த பொண்ணு பாஷை தெரியாது நிறைய என்னோட நிலைமையை பாரு எனக்கும் அந்த பாஷை தெரியாது அவளுக்கு இந்த பாஷை தெரியாது அரைக்குறை இங்கிலீஷ்லையாவது பேசலைன்னா அதுவும் பேச மாட்டேங்கிறான் ரெண்டு பேரும் அவ காரில் நான் ஏறிக்கிட்டேன் அவள் காரில் கேட்டு இப்படி கூப்பிடுவேன் இப்படிம்பா பச்சை கிளி பச்சா கிளி பச்சா கிளி இல்லை பச்சை கிளி பச்சை கிளி முத்து முத்து சரம் சரம் அண்டர்ஸ்டாண்ட் யா அப்படி கார் போய் அவ அவ வண்டி தான் போயிட்டே இருக்கேன் எப்போ இதை ஆன் பண்ணி பாடு நான் ஒன் டூ சொல்லுவேன் நீ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன் டூ சொல்லுவேன் பச்சை கிளி முத்து சரம் ஆரோ அப்படி அப்பா கொஞ்சம் வந்தது கொஞ்சோண்டு வந்தது இல்லை இதை நம்ம ஏமா ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தினம் சூட்டி முடிஞ்சு அவளுக்கு சீன் இருந்தாலும் எனக்கு ரெஸ்ட் இல்லாமல் அந்த அவள் கூட இந்த வண்டியில் போய் அந்த லிப் மூமெண்ட் பூரா சொல்லி சொல்லி நீ இப்படி பாடக்கூடாது நீ வந்தது பச்சை கிளி அப்படி பாடக்கூடாது பச்சை கிளி முத்து சரம் யாரோ அப் அது அந் அந்த beat okay you can understand ah yeah yeah yeah we will take some coffee okay அது வண்டியிலே வருமே ப்ரெஸ் பண்ண ட்ரெயில ஆமாம் அவளோட வண்டியில் ப்ரெஸ் பண்ணனா காஃபி ஆமாம் காஃபி வரும் டாய்லெட் போகணும்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடி ஒன்று இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணால் அது டாய்லெட் ரூம் வரும் நீ நேரம் அங்கே போயிட்டு வந்து இங்கே வந்து காப்பி குடிச்சிட்டு இங்கே உட்காந்துக்கலாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா அதை ப்ரெஸ் பண்ணனா ஸ்நாக்ஸ் வரும் எல்லாமே வண்டிக்குள்ளே வருது புரிஞ்சுக்கிட்டியா அவள் அவளுக்கு பாஷை தெரியாதனால என்ன கேட்பா ஊம மாதிரி இதெல்லாம் அதை பிஸ்கட் இதெல்லாம் வரும் எல்லாம் வரும் ஆனால் நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீ இந்த பாட்டை மட்டும் தயவு செஞ்சு நீ இது பண்ணிக்கோ அப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ஒரு பத்து நாளைக்கு இவர் கூப்பிட்டு கேட்டார் அண்ணா கூப்பிட்டு கேட்டார் ஸ்தோரா எப்படி என்ன இல்லைன்னா ஓரளவு பச்சை கிளி மொத்து சரம் யாரோ அது வந்து லிப்பு வந்துருச்சு அவர் தானே பாட்டு எடுத்தார் அவர் கேமராவை கரெக்டாக வச்சார் எந்த இடத்துல பச்சை கிளி முத்து சரம் யாரோன்னு சொன்னதுக்கு அவர் சைன் ஜூம் பின்னாடி எடுத்துட்டாரு அடுத்த லிப்போமெண்ட்டு நீ என்ன பாடுனே ஒன்று மூமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் இப்படி மூமெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த மூமெண்ட்டில் கவர் ஆகும் திருப்பி வந்து அப்படி நிற்பா அப்படி கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி அந்த அந்த அந்த சாங்கை வந்து போட்டு அப்புறம் ஷிப்பில் ஷிப்பில் ஒரு சாங்கை எடுத்து அது எல்லாம் ஒரே வாந்தி அந்த ஷிப்பில் ஏறிட்டு நின்றுனா அது எங்கேயோ ஆடுது நம்ம எங்கேயோ ஆடணும் நம்ம சொல்கிறதும் கேட்க மாட்டேங்குது நிற்கவும் மாட்டேங்குது அப்படி அதில் ஒரு சாங்கு அப்புறம் வெளியில் வந்து அந்த இன்னொரு ஹீரோயின் இருந்தது அவள் பேர் எனக்கு மறந்து போச்சு அவளுக்கும் எல்லாருக்குமே எல்லாருடைய சாங்கும் எடுத்துக்கிட்டோம் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ இவருக்கு அதில் டபுள் கேரக்டர் சின்னவருக்கு அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் நீ ஒன்று பண்ணணும் இந்த கேமராவை நீ நீ ஆன் பண்ணணும் புரிஞ்சுக்கா அந்த கேமராவை அவங்ககிட்ட கொடு நான் என்னென்னா உண்மையாகவே எனக்கு பயம் அதாவது இது விளையாட்டு இல்லை ஒரு கேமரா மேனை போய் நம்ம போய் நமக்கு என்ன தெரியும் முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல நமக்கு தெரிஞ்சது டான்ஸ் ஒன்று தான் இல்லையா எப்படி இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக நீ ஆன் பண்ணி எடுப்பேன் இது ஜூம் எனக்கு கொடுக்க இது ஜூம் வேணால் நீ இது ஜூம் பண்ணனா ஃபுல்லாக இது பண்ண என்னைய காமிச்சிட்டு அவர் பாட்டு இருக்கு அந்த டூப்பு வந்து ஒரு ஆளை போட்டாச்சு அப்போ என்கிட்ட சொன்னார் எந்த இதில் டூப்பு கீழே வருதோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ நான் வர்றது அந்த கேமரா எடுக்கும் இதுக்கும் அதுக்கும் ரெண்டு பேரும் வர்றாங்க இல்லையா அண்ணா சரி அப்போ மியூசிக் நமக்கு தேவையில்லை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வராரு அப்படின்னு அவர் அங்கே ஸ்டார்ட் பண்ணின உடனே அந்த கேமரா அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க இந்த டூப்பு இங்கேருந்து இப்படி ஓடும் இல்லை நான் ரெடியாக இருப்பேன் இப்படி பேன் பண்ணி வச்சுக்குவேன் அவர் சொல்லி கொடுத்தாரு இல்லையா இப்படி பேன் பண்ணி வச்சுக்குவேன் நீ ஓடி வந்த உடனே அப்படியே ஜூம் பின்னாடி வந்து ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நான் கடைசி வரையும் கொண்டுட்டு போய் ஓட்டு கட் பண்ணிவிடுவேன் சூப்பர் ஒரு கேமராமேனும் நம்ம வேலை பார்த்தாச்சு எல்லா வேலையும் பண்ணியாச்சு Sathyabama institute of science and technology Chennai வணக்கம் நான் உங்கள் Krishnaraju A packers founder and CEO பேசுறேன் ஆயிரம் மாற்றங்கள் வரலாம் ஆனா ஒரு ஏமாற்றம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவல் ஃபேஸ்புக் ஓஎல்எக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஆர்மியில ஒர்க் பண்றேன் டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போறேன் போகும்போது என்னுடைய கார் பைக் இங்க குறைஞ்ச விலையில விற்பனை செய்ய போறேன் அப்படின்ட்டு விளம்பரம் பார்க்க முடியும் இந்த வகையில நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது இந்த மாதிரி நேரங்களில் நீங்க நேர்ல போய் பார்த்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா டிரான்சாக்சன்ஸ் பண்ணுங்க சேஃபா டிரான்சாக்சன் பண்ணுங்க செக்யூரா இருங்க போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம் நலம் கருதி வெளியிடுவோர் Puducherry cyber crime police department மற்றும் யோபேக்கஸ் பாண்டிச்சேரி